கீபேக் பார்டரில் வந்து நம்ம இருக்கோம் இங்கே வந்து ஒரு சின்ன பிரிஸ்டல்னு ஒரு சின்ன டவுன் அதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக வந்து நம்ம இந்தியா மாதிரி நிறையா வந்து ஃபீல்ட்ஸு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு ரொம்ப அழகாக இருந்தது இதுதான் அந்த பிரிஸ்டல்ன்ற டவுன் இங்கே தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம் இது கிபேக் ப்ராவின்ஸ் இங்கேருந்து தான் வந்து நம்ம ஆட்டோவாக போகிற போகிறோம் இங்கே இந்த பிரிஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைன் ட்ரீஸ் இருக்குது இதெல்லாம் பைன் ட்ரீஸ் தான் இது வந்து இந்த லாட்ஜ் பேர் பைன் லாட்ஜ் ரொம்பவே அழகாக இருக்குது இங்கே ஒரு லேக்கும் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இங்கே நிறையா வந்து சின்ன சின்ன வீடுங்க இருக்குது இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க இங்கே வந்து வீடு வச்சுருக்காங்க அதனால் அவங்க ஃபேமிலியோட வீக்கெண்ட்ஸ் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்படியே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க இங்கே வந்து ப்ராப்பராக ஒரு இது வீடு. அதனால் எல்லாமே வந்து அங்கே வசதி உள்ள வசதியாக இருக்குது இவங்க அந்த லேக் சைடு போயிட்டு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி இங்கே வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கிறதுனால ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்து ஃபுல்லாக பைன் ட்ரீஸ் இருக்குது ஒரு சைடு லேக்கு அப்புறம் நிறைய வந்து ப்ளே ஏரியாலாம் இருக்குது ஜாலியாக வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க திரும்பி சிட்டிக்கு போயிடுறாங்க நாங்கள் நிறைய பேரை இங்கே பார்த்தோம் நாங்கள் அங்கேருந்து சில பேர் வந்து கேரவன்ஸ்லாம் வராங்க இங்கே வந்து அது உள்ளேயே வந்து எல்லாமே இருக்குது அது இங்கே வந்து அவங்க கேரவனை இங்கே பார்க் பண்ணிவிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி போயிடுறாங்க இப்போ இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் அழகாக இருக்குது இந்த பிளேஸில் இதை ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பக்கத்துலலாம் பார்க்கலாம் இருக்கோம் இப்போ நாங்கள் பிரிஸ்டல்ல இருந்து கிளம்பி ஆட்டோவாக போக போகிறோம் அங்கே எல்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்து நாங்கள் லாட்ஜுக்கு வந்துடுவோம் இப்போ நம்ம ஆட்டோவா என்டர் ஆயிட்டோம் ரொம்பவே அழகாக இருக்குது நம்ம பார்க்கலாம் பிரிஸ்டல்ல இருந்து நமக்கு ஒன் ஹவர் காரில் ட்ராவல் பண்ணால் நமக்கு ஆட்டோவா வந்துடும் பிரிஸ்டல் வந்து கியூபெக் ப்ராவின்ஸ் அது ஒரு பார்டர் அதுலேருந்து நம்ம வந்து இப்போ ஆட்டோவா வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது saint Patrick church Patrick basilica இது வந்து இங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ இப்போ எங்கள் த்ரீ டிகிரி டெம்ப்ரேச்சர் ரொம்பவே வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு நாங்கள் வார்ம் க்ளோத்ஸ் போட்டு கூட ரொம்ப வந்து சில்லுன்னு இருந்தது இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ரிடோ கெனால் போகிறோம் இப்போ நாங்கள் வரும்போது நல்ல ஈவினிங் ஆயிடுச்சு இந்த ரைட் சைட் தெரியறது தான் ரிடோ கனால் இங்கே லெஃப்ட் சைடில் தெரியறது தான் வந்து பார்லிமெண்ட் பில்டிங் நாங்கள் நைட்டில் தான் வந்து பார்க்க முடிஞ்சது